வணக்கம் இப்போ நாம க்ரூடா இல்லை ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் சிக்ஸ்டீன் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபைவ் ஜீரோ ஒன் ஃபைவ் ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா பைக்கால் வந்தது நல்லா ஃபைவ் ஜீரோ ஃபார்ட்டி ரேஞ்ச் வரைக்கும் ஏறிட்டு அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் வரும் இப்போ பையிங் ட்ரெண்டாக நெக்ஸ்ட் ட்ரெண்ட் செல்லிங் ட்ரெண்ட் தான் ஸோ இப்போ என்ன செல் பண்ணலான்னு நமக்கு வரும் இப்போ பாருங்கள் ஃபைவ் ஜீரோ ஒன் ஃபோரில் செல் பண்ணலான்னு வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம ஃபைவ் ஜீரோ ஒன் ஃபோரில் பார்த்தீங்கன்னா செல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து ரிப்பீட் ஆகாது இப்போ கரண்ட் கால் செல் கால்னால் அடுத்த கால் பைக் கால் தான் வந்து வரும் ஸோ அந்த மாதிரி தான் கால்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது தான் வரும் ஸோ என்ட்ரி பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு கீழே இருக்க ரெண்டு லைன் பார்த்தீங்கன்னா டார்கெட்ஸ் லைன் ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்க அப்படின்னா red colour line first red line இருக்குல்ல five thousand one second target four nine eighty eight தான் ரெட் செகண்ட் டாரட் மேலே இருக்க line stop loss line so இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட்டில் உங்களுக்கு வந்து ஜெனரேட் ஆகும் டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணாலே போதும் இப்போ என்ன பாயிண்டில் ட்ரேட் பண்ணலாம் என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கிடச்சிரும் ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜீரோ ஒன் ஃபோரில் வந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் அ மினிட் ஒரு நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் தௌசண்டை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் அதுக்கு கீழே வரைக்கும் ட்ரேடிங் வந்து போயிருக்கு ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை மார்க்கெட் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது கேண்டலினுடைய கலர் பாருங்கள் அதுவும் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ இப்போ நம்ம வந்து செல் கால் பார்த்தோம் ஸோ செல் கால் அப்படின்றனால நமக்கு கேண்டில் பார்க்குறக்கு ரெட் கலரில் வந்துட்டு ட்ரேடிங் வந்து போகுது நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்துச்சுன்னா அது பை கால் தான் வந்து வரும் ஸோ அதுக்கு பாருங்கள் கேண்டில் க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகும் நமக்கு இப்போ செல் கால் பார்த்தீங்கன்னா நல்லா செகண்ட் டாரட்லாம் பிரேக் அவுட் பண்ணுச்சு பிரேக் அவுட் பண்ணது ஃபோர் நைன் எயிட்டி ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் இப்போ ரெக்கவரி ஆகிட்டுருக்கு ரெக்கவரி ஆனதில் நமக்கு இப்போ பைக்கால் ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ அதனால் கேண்டில் பாருங்கள் க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் வந்து மாறும் இதுக்கு என்ட்ரி பாயிண்ட் பாருங்கள் ஃபைவ் தௌசண்ட் டூவில் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம பை ஆர்டர் வந்து ஃபைவ் தௌசண்ட் டூவில் போட்டுடலாம் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது நமக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தது வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் கிட்டக்கு பார்த்தோம் இப்போ நமக்கு ஒரு ஃபைவ் பிஎம்க்கு அப்புறம் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் டூ ரேஞ்சில் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு இதில் நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜீரோ ஃபோர்டீன் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் மாறும் கேண்டில் கலர் மாறிட்டு என்ன பாயிண்டில் என்ட்ரி எடுக்கலாம் என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லஸ் என்ன அப்படின்ட்டு கம்ப்ளீட்டான கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லைவ் மார்க்கெட்டில் இந்த சார்ட்டில் வந்து ஜெனரேட் ஆகும் ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா தான் கேண்டில் கலர் மாறிட்டு நமக்கு கால்ஸே வந்து ஜென்ரேட் ஆகும் ஸோ நம்ம வந்து அடுத்து என்ன கால் வரும்னு நம்ம அதுக்கு ரெடியாகவும் ப்ரிகாஷனாகவும் இருக்கலாம் ஸோ அப்படி தான் இப்போ நம்ம பைக்கால் வந்து பார்த்தோம் பைக்கால் வந்ததும் பாருங்கள் ஃபைவ் ஜீரோ ஜீரோ டூவில் வந்தது இப்போ ஃபைவ் ஜீரோ லெவன் வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு இன்னும் ஒரு மூணு பாயிண்ட்டில் நமக்கு ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துடும் ஸோ ஃபைவ் ஜீரோ டுவெல் இப்போதைக்கு பத்து பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிடச்சிருக்கு நமக்கு கால் ஜெனரேட் ஆகி ஒரு த்ரீ மினிட்ஸ் கழித்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அட் கிட்டக்க போகுது five zero one one one two இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போச்சு அது பிரேக் அவுட் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜீரோ ஒன் த்ரீ வந்திருக்கு இன்னும் ஒரு ஒரு பாயிண்ட் வந்துருச்சு ஸோ இப்போ ஒன் பாயிண்ட்டும் நமக்கு கிடச்சிருக்கு five zero one four target பார்த்தீங்க அப்படின்னா ரீச் அவுட் வந்து நடந்திருக்கு அதுக்கடுத்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைடில் இறங்க ஆரம்பிச்சிச்சு ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு அப்புறம் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா திரும்புது டவுன் சைடில் திரும்பினால அகைன் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஃபோர் நைன் எயிட்டி சிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா செல்லுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு கீழே ரெட் கலர் லைன் அதே மாதிரியே நமக்கு target one four nine seventy three வந்து வந்திருக்கு இந்த மாதிரி மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிற ஒவ்வொரு தடவையும் நமக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துக்கிட்டே தான் இருக்கும் மார்க்கெட் பையிங் ட்ரெண்ட் ஏறுது அப்படின்னா ரைஸ் ஆகும்போது பை கால் வரும் அதே மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுது இப்போ செல் ட்ரெண்ட் வருதுன்னொன்னா இப்போ நமக்கு செல் கால் வந்து வந்திருக்கு ஒவ்வொரு தடவை மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போதும் கேண்டலினுடைய கலர் மாறும் அது ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் கேண்டில் கலர் செட் பண்ணியிருக்கனால பை ட்ரெண்ட் வந்தாலே க்ரீன் கலர் கேண்டில் தான் வரும் செல்ட்ரன் வந்தாலே ரெட் கலர் கேண்டில் தான் வரும் ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தாலே உங்களால் புரிஞ்சுக்கிற மாதிரி நாங்கள் வந்து செட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி என்ன பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கலாம் என்ன மாதிரி டார்கெட்ஸ் எதிர்பார்க்கலாம் டார்கெட்ஸ் ஒன் என்ன டூ என்ன ஸ்டாப் லாஸ் என்னன்ற மாதிரி கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஜென்ரேட் ஆகும் ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தோம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் பைசல் கால்ஸ் எப்படி வந்து ஜெனரேட் ஆயிருக்குன்னு அதுக்கடுத்து இப்போ அகைன் ஃபைவ் தேர்ட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனனால நமக்கு அகைன் வந்து செல்லிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது ஸோ செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பேஸ்டான ஒரு ஸ்கேல்பிங் மெத்தட் தான் ஸோ ஒன் மினிட் சார்ட்டுன்றனால நமக்கு நல்லா கேண்டில்ஸை நுணுக்கமாக அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கால்ஸ் கொடுத்து டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணுது ஸோ இப்போ நமக்கு கிடைச்ச செல் காலும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ